Thank you. எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த சர்வரூப தியானம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம்னு பிளான் பண்ணது ஸோ இங்க தியானம் பத்தி ப்ராமினா நம்ம இங்க மிஷன்ல சொல்லிட்டு இருந்தாலும் இந்த தியானத்தை வந்து இப்போ ஸ்லோவா எல்லாருக்கும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்குது ஸோ அப்போ தியானத்துக்கு தியானம் தேவையில்லைன்னு சொன்னாலும் அப்ப இந்த தியானம் எதுக்கு அது எதுக்கு இப்ப எடுத்துட்டு போனோம் அப்படின்லாம் கொஞ்சம் கேள்விகள் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்வரூப தியானம் அப்படின்ற ஒரு தியான முறை அதை பத்தி நம்ம சித்ரா அம்மா கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணிப்பாங்க ஸோ அது கொஞ்சம் கேட்போம் மனோங்கிறது நமக்கு இது வந்து ஒரு இந்த பூமி வந்து ஒரு கர்ம பூமியா இருக்கிறதுனால நாம கண்டிப்பா செயல் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் செயல் செஞ்சாதான் நம்மளோட வாழ்க்கையவே நடத்த முடியும் அதனால அந்த செயலை பர்ஃபெக்டா சக்சஸா முடிக்கிறதுக்கு இந்த தியானம் உதவி செய்யுது எப்படி அகத்துக்கு ஞானம் முக்கியமா இருக்குதோ அந்த மாதிரி இந்த புறத்துக்கு ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது உதாரணமா இப்போ ஒரு மாணவன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து கவனம் செதறாம நல்லா படிக்கணும்னா அவனுக்கு இந்த தியானம் உதவியா இருக்குது அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து பசங்களுக்கு புரியற மாதிரி நடத்தணும்னா அவரும் ஒரு கவனத்தோட நடத்தணும் அந்த கவனம் செதறாம இருக்கிறதுக்கு இந்த தியானம் உதவியா இருக்குது இந்த மாதிரி நம்மளோட புற வாழ்க்கைய பூரா சக்சஸா நடத்துறதுக்கு இந்த தியானம் தான் உதவியா இருக்கு இன்னைக்கு பார்க்க போறது சர்வரூப தியானம் இந்த தியானம் வந்து உணர்வு நிலை தியானங்கள்லயே மிக உயர்வான தியானம் நம்மளோட எல்லா புலன்களையும் சமன்பாட்டுக்கு கொண்டு வரும் அதனால நம்மளோட உணர்வு வந்து ஆன்ம மையமான உணர்வுலயே குவியுது இதுல பல அற்புதமான அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இத டெக்னிக்கலா நீலகண்ணன் சொல்லுவாரு இந்த சர்வரூப தியானம் அம்மா சொன்ன மாதிரி நிறைய விதங்கள்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா இது ரொம்ப எளிமை வெளிமைன்னு சொல்றது எதனால அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு தியான முறை பண்ணணும்னா நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸடா வச்சு அதுல நம்ம பண்ற மாதிரி இருக்கும் இதை நம்ம லைஃப் ஸ்டைலோடய இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு செயல் பண்ணாலும் அதோட இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் இது இன்கார்பரேட் பண்றதுனால நிறைய பலன்கள் இருக்காம் ஸோ ஓகே ஸோ இது இதுக்குள்ள நம்ம என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சில பர்செப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதை பத்தின பார்வை வந்து கொஞ்சம் கிளியரா இருக்குதுங்களா என்னோட வாய்ஸ் சாட்ல லோன் வந்திருக்கு என்னோட வாய்ஸ் லோவா இருக்குதுங்களா யாராவது அன்மூட் மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன் துர்கா ஓகே ஓகேம்மா ஓகே ஃபைன் ஸோ சில ப்ரிப்பரேஷன் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இதை அப்ரோச் பண்றது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் மோடுக்கு நம்ம பண்ணிட்டு நம்ம அப்புறம் அந்த டெக்னிக் குள்ள நம்ம போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சும்மா கண்ண மூடி உட்காந்துட்டு உங்களோட கவனம் வந்து நான் சொல்ற இடத்துக்குலாம் போகுதா அப்படின்னு பாருங்க கண்ண மூடி உட்காந்துக்கிட்டா உங்க வலது விரல் நுனிக்கு உங்க கவனத்தை எடுத்துட்டு போக முடியுதா உங்களோட வலது கண் அங்க உங்களோட கவனத்தை எடுத்துட்டு போக முடியுதா மூக்கு நுனிக்கு கவனத்தை எடுத்துட்டு போங்க லெஃப்ட் காதுக்கு உங்க கவனத்தை எடுத்துட்டு போகலாம் வலது கைக்கு உங்க கவனத்தை எடுத்துட்டு போலாம் இடது கைக்கு உங்க கவனத்தை எடுத்துட்டு போலாம் ஓகே எல்லாராலையும் இது பண்ண முடிஞ்சதா அந்த மாதிரி கவனத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கா நம்ம நினைச்ச மாத்திரத்துல வளர்ந்து கை இடது கை இப்படி எல்லாம் கொண்டு போறது ஈஸியா இருக்கா ஏதாவது கேள்விகள் இது சம்பந்தமா ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் ஏற்பட்டா கேட்கலாம் எப்படி ஈஸியா இருந்ததா சித்ராமா உங்களுக்கு எப்படி இருந்தது ஈஸியா இருந்ததா எடுத்துட்டு போறதுக்குலாம் பேசணும்னு நினைக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட பேசலாம் பரூக் ஓகே துர்காலட்சுமி எப்படி இருந்தது யாராவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா அடுத்து நம்ம போறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் ஈஸியா தான் இருந்தது நீங்க சொல்ற அளவுக்கு அந்த இடத்துக்கு மனசை கொண்டு போக முடிஞ்சது வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல்மா யாராவது பேச முடியலன்னா நம்ம சாட்ல கூட நீங்க போஸ்ட் பண்ணலாம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பிசிக்கலா ஏதோ ஒன்னா கவனத்தை கொண்டு போய் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா இப்போ ஒரு செயல் நடக்குது கண் வந்து பார்த்துட்டே இருக்கு அது ஒரு செயல் இல்லையா அந்த செயல் நடக்குது விஷன் அப்படி நடந்துட்டு இருக்கு விஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு அந்த செயல்பாடு நடந்த பிறகு அதுல கவனத்தை கொண்டு போகலாம் ஒரு பிசிக்கல் டு கொஞ்சம் நான் பிசிக்கலா இப்ப நம்ம போக போறோம் செயல்பாடுக்கு நம்ம போக போறோம் ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் நம்ம விஷன் நம்ம பார்வை அப்படின்ற அந்த செயல் நடந்துட்டு இருக்கு ஓகே பார்வை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற இதுக்கு மேல நம்ம அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியுதா பார்வை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எதை பார்க்குது எதை ஸ்பெசிஃபிக்கா பார்க்குது அப்படின்னு இல்லாத சும்மா பார்வை இருக்குது அந்த பார்வை இருக்குதுன்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருந்தா போதும் அப்படி இருக்க முடியுதா அப்படின்னு பாருங்க கண்ணு எதை பார்க்குது அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்ல சும்மா பார்வை நடக்குது எதையோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு அந்த பார்த்துட்டு இருக்குன்ற ஒரு செயல் நடக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம கருத்துல வச்சுக்கலாம் எது வேணா வரட்டும் போட்டோம் அந்த பார்வையில சும்மா அந்த பார்த்துட்டு இருக்க செயல் நடந்துட்டே இருக்கு இல்லையா ஆமா அந்த பார்வை அப்படிங்கறதுல எப்படி இருந்தது சுலபமா கவனத்தை வைக்க முடிஞ்சுதா அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே சொல்லலாம் ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணும்னா கேட்கலாம் ஹாய் சார் ஹலோமா சொல்லுங்க சொல்லுங்கம்மா சார் பார்க்க முடியுது ஆனா பார்க்கும் போதே சிந்தனை ஓட ஆரம்பிச்சு இது என்ன பொருள் அது என்ன பொருள் அந்த மாதிரி அது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு இந்த ஃபுல் செஷன் முடியறப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதெல்லாம் நமக்கு பார்வை நடக்குது உள்ள எண்ணங்களும் வருது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்ப்போம் இப்போதைக்கு சிந்தனை வந்துச்சுன்னா திரும்ப வந்துருச்சுன்னு தெரியறப்பவே நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடுவோம் திரும்ப அந்த பார்வை நடக்குது அப்படிங்கறதுல மட்டும் கவனம் வச்சுக்கலாம் ஆமா அந்த கேள்விகள் லைக் கொஸ்டின் ஆன்சர் இது என்ன அது அந்த அந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அது நடக்குது லைக் ஆஃப்டர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப்டர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆமா அதுவே எதுலயோ சிக்குது திரும்ப அதுவே அதுல இருந்து வெளியவும் வந்துரும் ஓகே அது நீங்க சிக்குதுன்னு தெரியறப்பவே வெளிய வந்துருவீங்க வந்துட்டீங்க நீங்க திரும்ப நம்ம பார்வை நடக்குது ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷன் மேல ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணாத சும்மா எது வந்தாலும் நடக்கும் வரட்டும் அந்த மாதிரி அப்படிதான் வந்துட்டு இருக்கு எது நடந்தாலும் வந்துட்டு போயிட்டும் இருக்கு நம்ம கண்ட்ரோல் இல்லாம அந்த விஷன் வருது போகுது அந்த மாதிரி இருக்கு அது அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நம்ம அக்னாலஜ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் ஓகே சார் தேங்க்யூ வணக்கம் நான் வந்து கொஞ்சம் லேட்டா ஜாயின் ஆயிட்டேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் சொன்னது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமா நான் அந்த என்னென்னு தவம் நீங்கள் அந்த நினைவு வச்சிருக்க சொன்னீங்கன்றது நான் லேட்டாக வந்துட்டேன் சாரி ஓகேவா ஓகே இது எப்படியும் ரெக்கார்ட் இருக்குமா நான் அந்த ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இப்போ பிராக்டிஸ் இல்ல எக்ஸ்ட்ரா ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க பார்வை அந்த பார்வை நடக்குதுன்றதுக்கு மேல நீங்க ஒரு கவனம் வச்சிருக்கீங்க. அவ்வளவு இவ்வளோ நேரம் நம்ம பார்வைன்ற செயல் நடந்துட்டு இருக்கு. நம்ம அது மேல ஒரு கவனத்தை வச்சு பார்ப்போம். இனி இதே விதமா காதுல நிறைய சவுண்டு விழுந்து ஸோ அப்படி சவுண்டு விழுது என்ன சவுண்டுன்னு முக்கியம் இல்லை சும்மா சவுண்டு விழுந்துட்டே இருக்க காதுல அப்படி விழுகுது சவுண்டு கேக்குது அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு ஆமா கேக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அதுக்கு மேல இருக்கட்டும் அவ்வளவுதான் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்ல ஒரு சின்ன ஒரு கவனம் மெல்லிசா ஆமா நமக்கு சத்தங்கள் கேட்டுனே இருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இதுல சத்தம் பெருசா கேக்குது சிறுசா கேக்குது அப்படிங்கிற எந்த இதுவும் வேணாம் பெருசாலும் கேட்டுட்டோம் சின்னதாகவும் கேட்டுட்டோம் அது கேட்குது மறையுது இந்த கேட்குதுங்கிற செயல்பாடு நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த செயல்பாடு மேல ஒரு விழிப்புணர்வு அவ்வளவுதான் இப்ப நம்ம எப்படி இந்த சவுண்ட் கேக்குது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு மேல கவனம் வச்சோமோ அந்த கவனம் இருக்கிறப்பவே நம்ம அந்த பார்வை எப்படி நடக்குது அந்த பார்வை நடக்குது அப்படிங்கிற செயல்பாடு மேலும் சேர்ந்து அந்த விழிப்புணர்வை வச்சுக்க ட்ரை பண்ணலாம் பார்க்கறதுங்கிற செயலும் கேட்கறதுங்கிற செயல்பாடும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரே நேரத்துல ஒரு சின்ன விழிப்புணர்வு ஃபோக்கஸ் கிடையாது சும்மா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனத்துல இருக்கோம் அவ்வளோ எப்படி இருந்தது எல்லாராலையும் ஒரு சேர கவனம் வச்சுக்க முடிஞ்சதா ஈஸியா இருந்ததா இப்ப அப்படி இருக்க நாங்க இப்ப எண்ணுதெல்லாம் போக கூடாது என்று சொல்லி கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஹலோ அம்மா நீங்க பேசுறது கேட்கல எனக்கு சரியா இப்போ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கணுமே ஒழிய அதுக்கு பின்னால போகக்கூடாதுன்னு தானே சொல்றோம் அப்ப அதை செய்யக்கூடாது என்று கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நாம நம்மள கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு சரிம்மா எண்ணக்கூடாது எண்ணங்கள் நிறைய வருது இல்லையா அந்த மாதிரி சொல்றீங்களா இப்போ சவுண்ட் கேக்குமல்ல சவுண்ட் கேக் கேக்க, அந்த சவுண்ட் பெட்டி நாங்க தொடர்ந்து போகாம அப்படியே விடுறது தானே! அப்படித்தானே சொல்றோம். அப்படியே தொடர்ந்து போக முடியாது. சவுண்ட் கேக்குது. அப்புறம் கேக் போயிடுது இல்லையா? அது பாட்டுக்கு நீங்க புடிச்சு வைக்க இல்ல சவுண்ட. புது சவுண்ட் வந்தா பழைய சவுண்ட் போயிடுது இல்லையா? ஆமா, இப்போ அத தொடர்ந்து நாங்க எண்ணுதல் என்றது செய்யாம எண்ணத்தோட விட்டுறணும்ன்றது தானே! இந்த சவுண்டை பத்தி அதுல இது சொல்றது இப்படி சொல்றதுன்னு நாம அதை தொடர்ந்து போகாம அப்படியே அந்த சவுண்டோட விழு கண்டுக்காம விடுறது தானே அப்படி அப்படி இருக்கணும் என்று எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற மாதிரி சரி ஓகே பேசிக்கா நிறைய தாட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க ஏதோ சவுண்ட் கேக்குது அதுக்கு பின்னாடி போகாம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம்னு சொல்றீங்க இல்லையா அதை நம்ம அடுத்து அடுத்து அதை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போதைக்கு அந்த மாதிரி கவனம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா ஈஸியா இருக்குதா அது புரிஞ்சுக்க முடியுதா என்னென்ன அப்படின்ற அதுல ஏதாவது இருக்கா இதை புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காம இல்ல அது புரிஞ்சுக்க முடியுது ஆனா நாங்க அதை தொடர்ந்து போக கூடாது அதை கண்டுக்காம விட்டுறணும் என்று எங்களை வந்து அந்த இறுக்கமா புடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே பா இது அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போறோம் அது எப்படி பார்க்கலாம் சரி ஜெயகீதா ஒளியின் கவனம் செலுத்தினால் பார்வையில் கவனம் செலுத்த முடியவில்லை கவனம் எல்லாம் வேண்டாமா ஒரு ஒரு போக்கஸ் மாதிரி நீங்க பண்ணிக்க வேண்டாம் அப்படி ஒரு செயல் நடக்குது சும்மா சவுண்டு கேட்டுட்டே இருக்கு பார்வை நடந்துட்டே இருக்குன்ற சும்மா ஒரு விழிப்புணர்வு கேஷுவலா அப்படி ஒரு விழிப்புணர்வு இப்போ நம்ம படம் பார்க்கும்போது படத்தையும் பார்க்கறோம் சவுண்டையும் கேட்குறோம் இது ரெண்டும் அட் அ டைம்ல நடக்குது இல்லை ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா கேஷுவலா அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி கேட்கறது இல்லைல்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு கேஷுவலான ஆட்டிடியூடு தான் அதுக்கு தேவை ரொம்ப சீரியஸா எடுத்து அதில் கவனத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும்லாம் இல்லை சும்மா கேஷுவலா அப்படியே இருங்க கவனம் சில நேரம் ஃபோக்கஸ் ஆகி எதுலையா போனாலும் பரவாயில்ல சும்மா அப்படி இருக்குது அப்படின்ற மேலோட்டமான ஒரு பார்வை இருந்தா போதும் கவனம் நடந்துட்டு இருக்கு சத்தம் கேட்டுன்னே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சேர பார்வை இருந்தா போதும் ரொம்ப கட்டுப்படுத்தி இதுல முதுக்கு ஐயோ அதுல போகணும் அப்படிலாம் இல்லை சில நேரம் சத்தம் ஜாஸ்தியா கேட்கும் போது சவுண்டில் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் ஆகும் ஆனாலும் பார்வை நடந்துட்டே தான் இருக்கு பார்வை எங்கேயும் உங்களை விட்டு போகல அதனால ரொம்ப கேஷுவலா அதை எடுத்துக்கோங்க ஒரு சீரியஸான ஒரு இது வேண்டாம் முயற்சி வேண்டாம் தப்பு நடந்தாலும் பரவாயில்ல கவனம் எங்கேயாவது ஃபோக்கஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கேஷுவல் ஆட்டிடியூடு இருக்கட்டும் உதய் பிரபு ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் ஓகே ஆ சார் என்ன இதுக்கு முன்னாடி அமைதி நான் ஜாயின் பண்ணும்போது எல்லாம் அமைதியா இருந்தாங்க. பட் நான் அதான் என்ன என்ன கிளாஸ் நடக்குதுன்னு கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிடுறேன். மெடிடேஷன் சர்வரூப தியானம் நடந்துட்டு இருக்கு ஓ சரி ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சார் சரி நம்ம அடுத்த ஒரு பகுதிக்கு போகலாம் எண்ணங்கள் நடக்குது திடீர்னு ஏதோ ஒரு கவனம் வேற எதுலயே ஃபோக்கஸ் ஆகுது இல்ல ஃபோக்கஸ் ஆகாம இருக்குது வேற எதுல இருந்து இப்படி மாறி மாறி நடந்துட்டு இருக்கு சில நேரம் விஷன்ல நிறைய போற மாதிரி இருக்கு சில நேரம் கேட்கறதுல நிறைய போற மாதிரி இருக்குது எண்ணங்கள்னா இதுதான் அங்க போகும் இங்க போகும் கவனம் ಜವನ சில நேரம் ஜாஸ்தி ஆகும் சிலதுல ஃபோக்கஸ் ஆகும் திரும்ப அதுவே டிஃபோக்கஸும் ஆயிடும் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இது எண்ணங்கள்னு நமக்கு தெரியுதுல்ல எண்ணம் செயல்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா ஆமா அந்த மாதிரி தான் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு இங்க முயற்சி எதுவும் இல்லை சும்மா ஆமா அப்படிதான் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு அக்னாலஜ்மெண்டோட நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க சும்மா ஃபோக்கஸ் ஆகுது டிஃபோக்கஸ் ஆகுது அப்படியே அதை நினைக்குது இதை நினைக்குது இப்படி இந்த செயல் நடந்துட்டே இருக்கு இல்லையா ஆமா இந்த செயல் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஆமா இப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அப்படியே இரு அந்த ஒரு ஆமா இப்படிதான் எண்ணங்கள்னா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு சும்மா ஒத்துக்கிட்டு இருக்கீங்க இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்க முடியுதா இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஏதாவது கிளாரிட்டி வேணுமா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த சாட்சியா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க அப்படித்தானே அந்த எண்ணத்தை வந்து அதை பார்த்துக்கிட்டு சும்மா அதுக்கு சாட்சியா இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க அப்படித்தானே நீங்க இப்போ சாட்சியா இருக்கிறது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஓகே சாட்சியா இருந்துட்டு ஏதோ எண்ணத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நடக்கும் இல்லையா அப்படி இல்லை இது ஏதோ ஒரு எண்ணம் பின்னாடியே போறீங்க திடீர்னு எண்ணம் இல் அந்த பின்னாடி போறோன்னு வெளியே வர்றீங்க திடீர்னு எதுலயோ ஃபோக்கஸ் ஆகுறீங்க திரும்ப டிஃபோக்கஸ் ஆகுறீங்க நீங்க சாட்சியா இருக்கிறீங்களோ இல்லையோ இது நடந்துட்டே இருக்கு அப்படித்தானே ஆமா அப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க ஓகே இங்க சாட்சியா இருக்கிறதுன்னு பேரெல்லாம் கொடுத்துக்க தேவையில்ல சும்மா அப்படித்தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க ஏன்னா சாட்சின்னா ஏதோ ஒரு செயல் நம்ம இங்க ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறத பத்தி அந்த சாட்சின்னு சொல்றப்பவே நான் சாட்சியா இருக்கிறேன் அப்படின்னா very some effort from my side அப்படின்ற மாதிரி ஆயிடுது அப்படி இல்லை அப்படிதான் இருக்கு ஏன்னா என்னோட எஃபர்ட் இருக்கோ இல்லையோ அப்படிதான் இருக்கு அப்படிதானே அது புரியுதா சாட்சி என்ற வேர்ட் சில ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணி இருக்காங்க இந்த இந்த ப்ரொசீஜருக்கு அதான் கேட்டேன் அத அப்படி பார்த்துட்டு இருக்கிறது அதுல நாங்க அதோட தொடர்ந்து போகாம அத பாத்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க அப்படி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணினாங்க சாட்சியா இருக்கிறதுனா எதோடையோ தொடர்ந்து தொடர்ந்து போகாம இருக்கிறதுக்கு சாட்சியா இருக்கிறதுன்னு நிறைய மீன் பண்ணிக்கிறோம் நான் என்ன சொல்றேன்னா அது தொடர்ந்து போனாலும் போகலைனாலும் நம்மளோட எண்ணங்கள் சிலது மேல தொடர்ந்து போகுது திடீர்னு ஐயோ தொடர்ந்து போறோம்னு பின்வாங்குது திரும்ப தொடர்ந்து போகுது திரும்ப பின்வாங்குது இப்படி இந்த செயல் நடந்துட்டே இருக்கா மாறி மாறி ஆமா ஆமா அப்படி நடந்துட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறது மட்டும்தான் நான் சொல்றேன் சரி சாட்சியா இருக்கிறன்றது இப்ப தொடர்ந்து போகாம இதெல்லாம் நாம எல்லாம் இருக்கிறது தான் சாட்சியா இருக்கிறது. இது வந்து அப்படி போனா வந்த என்னன்னு பாத்துட்டு இருக்கிறது. நீங்க பாத்துட்டு இருக்கிறதுன்னு எல்லாம் யூஸ் பண்ண தேவை அப்படி இருந்து ஒத்துக்கிறீங்க அவ்வளவுதான். Without your control. உங்க கண்ட்ரோல் எல்லாம் இல்ல. சும்மா அப்படிதான். திடீர்னு ஃபோக்கஸ் ஆகுது. திடீர்னு அதுவே பின்வாங்குது. இல்லையா நீங்க பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சில நேரம் உங்க நீங்க பாக்குறத மறந்து ஏதோ பின்னாடி போயிடுறீங்கல்ல எல்லா நேரமும் உங்களால பாத்துட்டு இருக்க முடியல ஓகே நான் பாத்துட்டு இருக்கேன் நீங்க முயற்சி பண்றீங்க அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களை மீறி எது பின்னாடியோ போயிடுறீங்க ஐயோ பின்னாடி போயிட்டமே திரும்ப பார்க்க வரீங்க இப்படி மாறி மாறி நடக்குதா ஆமா ஆமா இப்படி நடக்குதுன்னு ஒத்துக்கிறது மட்டும்தான் நம்ம பண்றோம் அந்த சும்மா ஒரு ஆமா இப்படிதான் நடக்குது போறோம் திரும்ப வரோம் திரும்ப மாட்டிக்கிறோம் திரும்ப பின்னு வாங்குறோம் இப்படி நடந்துட்டு இருக்கு இது எண்ணங்கள் இப்படிதான் அதோட குணம் அப்படிங்கறத ஒத்துக்கிறோம் அது மட்டும்தான் பண்றோம் இப்போ எப்படி நம்ம பார்வை அப்படியே ஏதோ ஒரு ஒண்ணு வருது போகுது பார்வையில ஏதோ ஒண்ணு வருது போகுது காட்சி வேற காட்சி வருது போகுது சத்தங்கள்ல ஏதோ ஒரு சத்தம் வருது போகுது இன்னொரு சத்தம் வருது போகுது அதே மாதிரி எண்ணங்கள் எது பின்னாடியே போகுது வருது திரும்ப எது பின்னாடியே போகுது காட்சி பின்னாடி போகுது சத்தம் பின்னாடி போகுது இப்படி எல்லாம் போகுது இதெல்லாம் சேர்ந்ததுதான் எண்ணங்கள் அப்படிங்கிறத மட்டும் ஒத்துக்கிற மட்டும்தான் செய்யறோம் நம்ம சைடுல இருந்து சாட்சி எடுக்கிறோம் பாக்குறோம் சும்மா ஒத்துக்கிறோம் அவ்வளவுதான் ஓகே அப்ப இந்த சமயம் வந்து நாங்க எண்ணுதல் என்றது செஞ்சாலும் பரவாயில்லைன்றீங்க இன்னும் மட்டும் இல்லை எண்ணுதல் வந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எண்ணுறீங்க திரும்ப அதுல இருந்து பின்னும் வாங்கிருவீங்க இல்லையா இப்படி எண்ணுதலும் வாங்குறதும் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு அந்த நடந்துட்டு இருக்க செயல்பாடு அப்படிங்கறத மட்டும் தான் சொல்றேன் இப்படிதானே நடந்துட்டு இருக்குன்ற செயல்பாடு அவ்வளவுதான் அது அது அது மட்டும் போதும் ஆஹ் இல்ல ஐயா வந்து இப்ப எண்ணுதல் இல்ல அது இன்னும் போகல நாங்க அப்படித்தான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க இல்ல இல்ல எண்ணுதல் நீங்க ஐயாவோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுருங்க பழைய இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்தையும் விட்டுருங்க இது மட்டும் பார்த்தா போதும் இது புரிஞ்சது தானே ஆ தேங்க்யூ ஓகே உதய் பிரபு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுமா வேண்டாம் சார் புரிஞ்சுது ஓகே ஓகே ஸோ இப்படிதான் நம்ம எண்ணங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோட சும்மா உட்காந்துருக்கலாம் இது உட்கார்ந்துருக்கிறப்போ எண்ணங்கள் எதுலையோ போகும் சிக்கும் சிக்காம இருக்கும் திரும்ப பின்வாங்கும் ஓவரா கோவம் வரும் அன்பு வரலாம் எக்ஸ்டசி வரலாம் இல்ல வெறுப்பு வரலாம் ஏதோ ஒண்ணு அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு இப்படி நடந்துட்டே இருக்குன்ற செயல்பாடு ஆமா இப்படிதான் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை மட்டும் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருங்க சும்மா உட்காந்துருங்கன்னா ஏதோ முயற்சி பண்ணி சும்மா உட்காந்துருக்க மீன் பண்ணலாம் நானு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அக்னாலேஜ் பண்ணிட்டு உட்கார்ந்துருங்க இப்படி எண்ணங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செயல்பாடு மேல நம்மள நம்மளோட விழிப்புணர்வு வச்சிருக்கோம் வச்சிட்டு இருக்கோம் நம்ம அது கூடவே இந்த பார்வை அப்படிங்கிற செயல்பாடு நடந்துட்டு இருக்கு கேட்கறதுங்கிற செயல்பாடும் நடந்துட்டு இருக்கு இதையும் இணைச்சிக்கலாம் இணைச்சிக்கும் போது எது மேலேயோ ஃபோக்கஸ் நடக்கும் திரும்ப அதுல இருந்து பின்வாங்கும் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அக்னாலஜ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நீங்க சாட்சியா இருக்கணும் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை நடந்துட்டு இருக்கு இப்படி ஏதோ மேல ஃபோக்கஸ் ஆகுது திரும்ப பின்வாங்குது அப்படி ஒரு செயல் நடந்துட்டே இருக்கு இல்லையா அந்த செயல் நடந்துட்டு இருக்குது அவ்வளவுதான் கவனம் எங்க வேணா போட்டோம் எங்க வேணா வரட்டும் ஏதாவது கேள்விகள் இருக்கலாம் கேட்கலாம் எல்லாராலையும் இப்போ பண்ண முடிஞ்சுதா அந்த மாதிரி கவனம் வச்சு கேட்கறது சுலபமா இருக்குதா நமஸ்காரம் ஹலோ ஹலோமா கீதா மகாதேவன் பேசுறேன்னா சொல்லுங்கம்மா இப்போ வந்து அதான் அந்த எண்ணங்கள் அது போயிட்டு போயிட்டு வருது தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு தான் இருக்கு அந்த எண்ணங்கள் ஆனா இப்ப நாங்க ஜூம் மீட்டிங்னால ஒரு ரூம்ல உள்ள வந்து உட்காந்துருக்கோம் வெளியே ஃபேமிலியோட எத்தனை டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் மோட்ல போக முடியுது இன்னொரு கொஸ்டின் என்ன நல்லா நல்லா ரிலாக்ஸ்டா இருந்தது ஆனா தாட்ஸ் பாட்டுக்கு ஒரு சின்ன சின்ன தாட்ஸ் வந்து வந்து அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு ஆனா இதுல என்ன ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இருக்குன்னா இப்போ நாங்க நைட்டு நாங்க படுக்கும் போது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இது ஸ்னோரிங் நிறைய இருக்கும் அது அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் <laughs> நானும் டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டோம் அவருக்கு வந்து இருக்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் என்னைக்காவது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தூங்குறதுக்கு இந்த சத்தம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குண்ணா நான் வந்து அதை அக்செப்ட் நான் வந்து எப்படியாவது படுத்துருந்தா நான் ட்ரை பண்றேன் சுத்தமா அன்னைக்கு ஒரு மிட் நைட்டுக்கு மேல ஆகிடும் நான் நான் இதை தூங்கிடுறது கம்ப்ளீட்டா தூங்குறதுக்கே எனக்கு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிட் two o'clock one o'clock அந்த மாதிரி ஆயிடும் அது என்னைக்காவது ரேரா நடக்கிறது தூங்கிடுவேன் அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேற ரூம்ல தான் வந்து நான் படுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல அக்செப்ட் பண்ண முடியல அப்படிங்கறத முதல் முடியல அவ்வளவுதான் யா உங்க நிலைமையில யார் இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும் தூங்குறதுக்கு நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றதுதான் உண்மை அக்செப்ட் பண்ண முடியல அவ்வளவுதான் இது ஒத்துக்கிட்டாலே ஆமா கொஞ்சம் சுலபமாயிடும் பாதி பிரச்சனை இப்ப பிரச்சனை என்னன்னா ஐயோ நம்மளால அக்செப்ட் பண்ண முடியலன்றதே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு பண்ண முடியல புரியுது அதுக்கு நம்ம வெளியே என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு நான் ரொம்ப பார்ப்பேன் அப்படியும் என்னால ரொம்ப முடியல டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் தூங்காட்டி மார்னிங் கஷ்டமாயிரும் நான் இன்னொரு ரூம்ல வந்து படுத்துக்கிறேன் அந்த <laughs> அதான் அதான் ஓகேண்ணா தேங்க்யூ பட் இப்ப இந்த நீங்க இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் தனியா வந்து ஹெட்போன் போட்டுட்டு என்னடா சவுண்ட் ஒண்ணு அமைதியா இருக்கிற அப்புறம் ஹெட்போன் எடுத்துட்டு அப்படியே பார்க்கும்போது அந்த ஃபேன் சுத்துற அந்த பேரிங் அந்த சவுண்டு கொஞ்சம் எங்க வீட்டுல கேட்கும் அது அப்படியே கேட்டுட்டு அப்படியே தான் ஆனா ரிலாக்ஸா இருந்தது தாட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு போயிட்டு வேற தாட்ஸ் போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஆமா ஆமா இது நம்ம ஒரு டைம் ஒதுக்கி இதை பண்ணணும் அப்படிலாம் இல்ல நீங்க சும்மா டைம் எப்பதான் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ இது எப்ப வேணா இருக்கலாம் உங்க லைஃப் ஸ்டைலோட கேஷுவலா இதை அட்டாச் பண்ணிக்கிட்டாலே நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க okay thank you so much Atmashri அக்கா நான் ஹேண்ட் டவுன் பண்ணிட்டு ரைஸ்ல தெரியுது நீங்க டவுன் பண்ணிக்கங்க ஹேண்ட்ரைஸ்ல தெரியுதோ ஆமா அடுத்து யாரோ பேசினாங்க அதனால சரி ஓகே அண்ணா ஹேண்ட் ரைஸ் டவுன் பண்ணி விடுங்க நீங்க யார டவுன் பண்ணனும் இல்ல என்னுடைய ஹேண்ட் ரைஸ்ல இருக்கா இல்ல ஹேண்ட் ரைஸ்ல இல்ல நீங்க கேட்டிருந்தீங்க ஆமா சும்மா கூப்பிட்டேன் ஓகே ஓகே நினைச்சேன் ஹேண்ட் ரைஸ்ல இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சரி சரி அண்ணா வணக்கங்கண்ணா என்னோட பேர் ஹேமா ஆ சொல்லுங்கம்மா சர்வர் விப தியானம் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா கண்ணு வந்து மூடிடுது அப்புறம் நான் வந்து நான் ஒரு முயற்சி எடுத்து நீங்க பேசுறது கேட்கல சர்வரூப கேக்குது இப்ப கேக்குதுங்களா ஹலோ ஹலோ இப்ப கேக்குதுங்களாண்ணா சித்ராமா நான் பேசுறது கேக்குதா அவங்க பேசுறது வேற யாருக்கா கேக்குதா எங்களுக்கு கேக்குது என்ன எங்களுக்கு கேக்குறது உங்களுக்கு கேக்கலன்னு நினைக்கிறேன் ஹலோ அண்ணா இப்ப கேக்குறதாண்ணா மற்றவங்களுக்கு கேக்குதுங்கிறாங்க ஹலோ நான் பேசுறது யாருக்காவது கேக்குதான்னு கமெண்ட் பண்றீங்களா நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேக்குதுண்ணா நீங்க ரெண்டு பேரும் பேசுறது கேக்குதுங்க நோ இஷ்யூஸ் நான் பேசுறதுதான் உங்களுக்கு கேக்கலங்கண்ணா ஹேமா ஹேமா நீங்க பேசுறது சார் கேக்கல எங்களுக்கு எல்லாம் கேக்குறது பார்ட்டிசிபென்ட்ஸ் கேக்குறதுன்னு நினைக்கிறேன் ஆமா வெயிட் பண்ணி பாருங்க என்னோட கேள்வியை சொல்லிட்டு நீங்க நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்கன்னா நான் கேட்டுரும் சர்வரூப தியானம் பண்ணும்போது வந்து கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா மூடிடுது அது அப்படியே விட்டுறதா இல்ல பிரயத்தனம் பண்ணி திறக்கிறதா அவ்வளவுதான் நீங்க பேசுறது எனக்கு கேட்கல என்ன பிரச்சனை நான் பேசுறது கேக்குறதா அண்ணா கீதா கேக்குதா சிவன் கேக்குறதா என்ன பேசுறது ஹலோ கேக்குறதா ஹலோ கேக்கல சாருக்கு கேக்கல ஓகே இப்போ கிளியர் ஆயிடுச்சு கேக்குது அவங்க இப்ப பேசினவங்க ஹேமான்றவங்க ஓகே சர்வ சர்வரூப தியானம் பண்ணும்போது கண்ணு ஆட்டோமேட்டிக்கா மூடிக்கிறது பிரயத்தனப்பட்டு ஓபன் பண்ண வேண்டியதா இருக்கு இதுக்கு என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க மூடிக்குச்சுன்னா பிரச்சனை இல்லை மூடிக்கட்டும் ஹேமா பேசுங்க ஓகே அண்ணா சரிங்கண்ணா அப்ப முடிச்சுன்னா வந்து ஐயோ நம்ம அது வந்து ஜஸ்ட் ஓபன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பிரயத்தனம் பண்ணி ஓபன் பண்ண தேவையில்லைங்களா அப்படி எல்லாம் பண்ண தேவையில்ல மூடிடுச்சுன்னா உங்களோட கேக்குறதும் எண்ணங்களும் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த செயல் அதுக்கு மேல அப்படியே கவனம் வச்சோம் ஓகேண்ணா நன்றி அவ்வளவுதான் ஓகே பேசிக்கா இப்ப நம்ம இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்றத ஒத்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது சர்வரூப தியானத்துலதான் இருக்கு ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்ல இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சும்மா கேஷுவலா ஒத்துட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் இப்படி ஒத்துட்டு இருந்தா ஒரு பியூட்டிஃபுல்லா அது பாட்டுக்கு வருது போகுது எண்ணங்கள் ஆகட்டும் சவுண்ட் ஆகட்டும் இல்ல ஏதோ ஒரு பொருள் ஆகட்டும் விஷன்ல வந்துட்டு போயிட்டு அப்படியே இருக்குது அவ்வளவுதான் <clears throat> கிருஷ்ணன் கேட்கலாம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் ஐயா வணக்கங்க கேக்குதுங்களா சார் கேக்குது கேக்குது கேக்குது அந்த ரெக்கார்டிங் மட்டும் ஒண்ணு அனுப்புங்க நான் பாதியில் தான் கலந்துக்க முடியுதுங்க ஆ ஓகே ஓகே அனுப்புறேன் நான் கண்டிப்பா தேங்க்ஸ் தேங்க்ஸ் யூடியூப்ல வந்துரும் நினைக்கிறேன் நான் அனுப்பி விடுறேன் சரி ஓகே ஓகே தேங்க்ஸ் ஓகே நீங்க சொன்ன மாதிரிக்கு பாக்கிக்க ஆஹ் என்ன சொல்றது ஒரு ஃபன்னா இருக்குது நல்லா இருக்கிறது ஒரு என்ன சொல்றது ஃபன்னா இருக்குது எனக்கு வேற வேற வேர்ட் சொல்ல தெரியல அதான் இந்த இது என்ன ஃபன்னா இருக்குது அது சும்மா என்ன சொல்றது ஒரு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப சீரியஸாலாம் அப்ரோச் பண்ண தேவையில்ல என்டர்டைன்மெண்டாவே பார்த்தா போதும் யாருக்கு வேணா எப்படி வேணா எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம் இதுல சித்ராமா நீங்க ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்குறீங்களா அதுதான் இது வந்து பர்டிகுலரா நம்ம எந்த புலன்கள் மேலையும் போக்கஸ் பண்ணாம இருக்கிறது தான் எல்லாத்தையும் அப்படியே உள்ள வாங்கிட்டு ஓப்பனா வச்சிடுறது ஐம்புலன்கள் எல்லாத்தையும் ஓப்பனா வச்சிட்டோம்னா நம்ம அது வந்து அது பாட்டுக்கு எல்லாமே உள்ள போய் அப்படியே வேலையை போகும் அவ்வளவுதான் இது இத சுருக்கமா சொல்லணும்னா கண்ணு காது மூக்கு மன உணர்ச்சிகள் உடல் உணர்வுகள் எல்லாத்தையுமே அப்படியே ஓப்பனா விட்டுறது என்ன வேணா வரட்டும் கண்ணுல என்ன காட்சிகள் வேணா தெரியலாம் காதுல என்ன சப்தம் வேணாலும் கேட்கலாம் மனசுல என்ன எண்ணங்கள் வேணாலும் ஓடலாம் அதே மாதிரி உடல் உணர்ச்சிகளும் எது வேணாலும் இருக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் அலோவ் பண்றதுதான் அப்படியே உள்ள வாங்கிட்டு அதை அப்படியே வெளியில போலாம் இதுதான் இதோட சுருக்கமான ஒரு கருத்து சொல்லிட்டீங்கம்மா <laughs> இப்ப நான் உங்களுக்கு ஃபன்னா இருக்குன்னு சொன்னேன்ல அதுக்கு திங்க் பண்ணி பார்த்தா அந்த காமெடியா இருக்குது ஜோக்கா இருக்குது ஒரு ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது காமெடியா இருக்குதா இதெல்லாம் நடக்குதா இப்படி எல்லாம் பண்றேனா அது நல்லா இருக்கு தேங்க்யூ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ அண்ணா இப்போ சித்ரா மேம் சொன்னாங்க இல்லையா அதாவது ஐம்புலன்களை என்ன வருதோ அதை அப்படியே நம்ம உள்ள எடுத்துட்டு போயிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுடலாம் சொல்றாங்க இல்லையா பட் இது நம்ம டே டு டே லைஃப்ல இப்ப திடீர்னு ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு கத்துறது ஒண்ணு பேசுறது இல்ல பக்கத்துல யாராவது சுத்தம் போடுறாங்க நமக்கு ஏதோ அந்த டைம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா சின்னதாவது சிம்பிளாவது பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட ஏதாவது சொல்ல முடியுமா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எப்படி பாக்குறது இப்போ சர்வரூப தியானம் இல்ல இந்த ஞான புரிதல் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் வேற வேற கிடையாது இதை சும்மா ஒரு டெக்னிக் மூலமா அந்த ஞானத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கலாம் அதை ஆமா அப்படிதான் போகுது அப்படின்னு ஒத்துக்கிறோம் பேசிக்கா ஓப்பனா வச்சுக்கிறதுனா என்னன்னா ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு அது ஓப்பனா தான் இருக்கணும் நம்ம ஓப்பனா வச்சுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ண கூட தேவையில்ல ஓப்பனா தான் இருக்குது நம்ம ஏதோ ஒரு என்ன செயல் பண்ணாலும் பண்ணலைனாலும் அது ஓப்பனா தான் இருக்குது இப்போ நீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்றதுனால அந்த ஓப்பன்னஸ் கம்மி ஆயிடாது அப்படின்னு அந்த ஓப்பன்னஸ் வந்து உங்களுக்கு பாதிச்சிரும்லாம் கிடையாது எப்பவுமே ஓப்பனா இருக்கு கண்ணு ஏதோ ஒரு விஷயம் தங்கியிருதா இல்லையே அது பாட்டுக்கு வந்துருது போகுது தானே கேக்குறதும் அப்படிதான் அது பாட்டுக்கு வருது போகுது எதுவும் தங்கலை இல்ல அது ஓப்பனா இருக்குது எண்ணங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு வருது போகுது அப்படியே சிக்கிட்டு அதுலயே இருக்கிற மாதிரி இல்ல கொஞ்ச நேரம் சிக்கி இருந்தாலும் அந்த சிக்கல் அப்படியே வேற வேற வேற மாதிரி டைல்யூட் ஆயிட்டு வேற சிக்கல் வருது புது சிக்கல் வருது திரும்ப வேற டைல்யூட் ஆகுது புது சிக்கல் வருது இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு முக்கியமா எமோஷன்ஸ் தான் இருக்கவங்க வந்து நம்மள ரொம்ப டச் பண்ற போது கொஞ்சம் எமோஷன் ஆயிரும்ல அந்த மொமெண்ட்ல அது எப்படி டேக்கிள் பண்றது அதுதான் டவுட் மெயின் ஓகே இப்போ டேக்கிள் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்த ஆளை பொறுத்து அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற ஆளை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும் கண்டிப்பா உங்களுக்கே எப்படி பெஸ்டா டேக்கிள் பண்றதுன்னு தெரியும் நீங்க இப்போ பேசிக்கா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு அதனால நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் பெஸ்டா எப்படி டேக்கிள் பண்றதுன்னு இப்ப நீங்க ஒரு குழந்தை சேட்டை செய்யுது நம்ம குழந்தை சேட்டை செய்யுதுன்னா கண்டிப்பா அடிப்போம் இல்லையா இதே சொந்த யாரோ ஒருத்தவங்க கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க குழந்தை சேட்டை செய்யுதுன்னா அந்த சூழ்நிலையில அடிக்க முடியாது சோ இதெல்லாம் ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கிற நாலேஜ் ஆனா இது இந்த இந்த விஷயங்களை டேக்கிள் பண்றது எப்படிங்கிறது மெச்சூரிட்டி பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ஒவ்வொருத்தர் ஹையரா லோவரா இருப்பாங்க ஓகே அந்த ஆனா அந்த ஓப்பன்னஸ் ஒண்ணு இருக்குல்ல அது எல்லாரும் ஈக்குவலா இருக்கிறோம் எல்லாரும் ஓப்பனா தான் இருக்கும் பேசிக்கா அது ஓப்பனா இருக்கிறோம் அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டா போதும் இப்ப என்ன நடக்குது யூஸ்வலா அப்படின்னா நம்ம வந்து சூழ்நிலை சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றோம் உள்ளுக்கையும் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றோம் இன்ஃபேக்ட் சூழ்நிலையை விட உள்ளுக்குள்ள நம்ம ரொம்ப ஹேண்டில் பண்ணணும் அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும் அது வந்து ஓப்பன் ஆகணும் அதுல இருந்து அந்த அந்த உள்ள இருந்து அந்த கோபத்தையும் அக்ரஷனையும் ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்து நான் வெளியே அதுக்கு காரணமான சூழ்நிலையை ஹேண்டில் பண்றேன்ற மாதிரி தான் அப்ரோச் எடுத்துட்டு இருந்தோம் இந்த தியானம் மூலமா புரிஞ்சுக்கிறோம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஆல்ரெடி அது ஓப்பனா தான் இருக்குது அதை ஹேண்டில் பண்றதுனால ஒரு யூஸும் இல்லை அவ்வளவுதான் எப்பவுமே அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறோம் ஸோ ஹேண்டில் பண்ண வேண்டியது வெளியே மட்டும்தான் அது எப்படியாவது ஹேண்டில் பண்ணுங்க அது உங்களுக்கே தெரியும் பெஸ்டா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸோ நீங்க வந்து இந்த ஞான புரிதல் இருந்தா நம்ம எல்லாமே கரெக்டா ஓரளவுக்கு பண்றதுக்கு சப்போர்ட் சப்போர்ட்டிவா இருக்கும்னு சொல்ல வரீங்க டெஃபினட்டா சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த இப்ப தியானமுமே வந்து ஒரு மாதிரி நம்ம ஞானம்ன்றது எஃபர்ட்லெஸ்ஸா அப்படி இருக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் அவ்வளவுதான் ஆல்ரெடி எப்பவுமே ஓப்பனாவா இருக்கிறோம் இந்த ஒரு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நீங்க சர்வரூப தியானத்துலதான் இருக்கிறீங்க வேற ஒண்ணும் நம்ம அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடறோம் சில நேரம் ஏதோ ஒரு இதுல சிக்கி போயிடுறோம் ஏதோ ஒரு இதுல நம்ம ஃபோக்கஸ் ஆயிடுறோம் அப்படின்னு அப்படி இல்லை அது பாட்டுக்கு ஃபோக்கஸ் ஆகுது வெளியே வருது பை நேச்சர் நம்ம ஓப்பனாக தான் இருக்கிறோம் ஆனா ஓப்பனாக இல்லைன்னு நினப்பு நமக்கு அவ்வளவுதான் அந்த நினப்ப மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் இது புரிஞ்சாலும் வீட்டுல ஒரு சின்ன வீட்டுல ஒரு சின்ன ஸ்மால் திங்ஸ் ஏதாவது நடக்கும்போது அந்த மூமெண்ட் வந்து அந்த சனம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுது மைண்டு அதுக்கப்புறம் நம்ம அதை உட்கார்ந்து அதுல இருந்து அது வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் ஓகே பகவத்தை அங்க சொல்லியிருக்காங்க நம்ம அது வருது போகுது ஓகே ரைட் அதை பார்க்க வேண்டாம் நம்ம நெக்ஸ்ட் என்ன வெளியே என்ன பண்ணிக்கலாம் யாருக்கும் ஹர்ட் பண்ண அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இப்பதான் நான் வந்துட்டு இருக்கு இது இது எப்படி பார்க்கணும்னா இப்போ பகவத் ஐயாவுக்கோ இல்ல யாருக்கோ இந்த நீங்க இது ஐயா சொன்னதுனால இது வேல்யூவானதுன்னு பார்க்க தேவையில்ல இப்ப ஐயாவே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா வேற வழி இல்லை இதை தவிர இது உயர்ந்தது இல்ல யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரல இது இதை தவிர வேற வழி இல்லை சோ சோ இவங்க யாரோ ஒருத்தர் இது வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுறது நான் இது எப்பவுமே உள்ளதுன்றது எங்களுக்கு தெரியல கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இதோட வேல்யூ வந்து எவ்வளவு ஒரு வேல்யூவான விஷயத்த நம்ம இவ்வளவு நாள் கடைபிடிக்காம இருந்திருக்கோம் இப்பதான் அந்த புதிதல் வந்திருக்கு இந்த ஞான முகாம் அட்டன் பண்ண உடனே இப்ப முயற்சி நடந்துட்டே தான் இருக்கு இன்னும் கம்ப்ளீட்டா இன்னும் இதாகல ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும் பிடிச்சிக்க இல்ல மைண்டோட வேலையை பிடிச்சிக்கிறதும் விடுறதும் சேர்ந்ததுதான் சேர்ந்தது அது கடைசி வரைக்கும் புடிச்சுக்கிட்டும் விட்டுட்டும் தான் இருக்க போகுது அவ்வளவு அதுதான் அப்படி புடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை புடிச்சிட்டு தான் இருக்க போகுது கடைசி வரைக்கும் அது கடைசி வரைக்கும் கொரட்டை விட்டுட்டு தான் இருக்க போகுது மனசு ஒன்னும் பண்ண முடியாது பண்ண முடியாது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கிளாஸ் முடிச்சுக்கலாமா ஷாலினி ஹேண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க ஏதாவது கொஸ்டின்னா அன்மியூட் பண்ணிக்கலாம் நீங்களே சார் சொல்லுங்கம்மா அதாவது இந்த சர்வரூப தியானத்துல வந்து இந்த ஓசைகளை சத்தங்களை கேட்க சொல்றீங்களே சோ அது பாக்குறதோட அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா வருது அதே மாதிரி மொத ஒரு பார்ட்டிசிபென்ட் சொன்னாங்க இந்த மாதிரி செய்யும் போது கண்கள் மூடிடுது ஆக்சுவலி நைட்ல செய்யும் போது சொந்தமாவே தூக்கம் வந்துருக்கு ஸோ இதுல அப்படி கேக்குற தப்பா அப்படி கேக்குறீங்களா இல்ல ஓகே கேக்குறீங்க என்ன கேள்வி is is is that how is suppose to work இல்ல இல்ல இல்ல எதுவா இருந்தாலும் ரைட் அப்படின்னு சொல் எதுவா இருந்தாலும் ரைட் அவ்வளவுதான் நீங்க கண்ணு திறந்திருக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அவ்வளவுதான் நம்ம இங்க நம்ம ஒரு டெக்னிக்ன்றத விட பேசிக்கா இந்த டெக்னிக் மூலமா ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றோம் அது என்னன்னா ஓகே அது எப்பவுமே ஏதோ ஒண்ணு வருது போகுது அத எதையும் புடிச்சு வைக்க முடியாதுன்றத மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றோம் அந்த டெக்னிக் மூலமா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் நீங்க கண்ணை மூடினாலும் மூடலைனாலும் அது அப்படிதான் இருக்குது அது உங்களால டிஸ்டர்ப் நீங்களே நினைச்சாலும் உங்களால அப்படி இருக்க முடியாது ஓப்பன்னஸ் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்க கரெக்ட் அது அதுக்கு அந்த அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் அது வேற ஒன்று ஆனா கான்சிஸ்டன்சி இல்ல சார் கான்சியஸ்னஸ் இல்லைனாலும் இருந்தாலும் அது ஓப்பனா தான் இருக்கு இல்ல இல்ல கான்சிஸ்டன்சி கான்ஸ்டனா இல்ல அது இருக்கு சம்டைம்ஸ் முடியுது ஃபோக்கஸ் பண்ணும் ஐ மீன் ஃபோக்கஸ் இல்ல சம்டைம்ஸ் இது நடக்குது சம்டைம்ஸ் அது வேற செயல் செய்யும் போது அது வர மாட்டேது அந்த மாதிரி ஓகே அது அது நான் கான்ஸ்டண்டா இருந்தாலும் இல்லைனாலும் அப்படிதான் இருக்கு நீங்க கான்ஸ்டண்டா இரு அப்படி இருந்துட்டே இருக்குன்றத நீங்க அக்னாலஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது சர்வரூப தியானம் ஓகே நீங்க அப்படி அக்னாலஜ் பண்ணலைனாலும் அப்படிதான் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ஞானம் அவ்வளவுதான் வித்தியாசம் okay sir sir one more question எப்படி சார் இவ்வளவு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கு like you can answer everything for everyone okay அது இன்னும் அதாவது சும்மா யதார்த்தமா நம்ம இப்ப யாரோ <clears throat> ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்காம யாரோ ஒருத்தர் சொன்னதுனால உயர்ந்தது அப்படின்னு பார்க்காம சும்மா யதார்த்தமா நம்ம அத ஒரு கொஷனை அப்ரோச் பண்ணாலே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல அந்த கிளாரிட்டில இருந்து சொல்றதுதான் நம்ம யூஸ்வலா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஓகே அதனால ரைட்டா இருக்குமோ அப்படி பேசாம சும்மா யதார்த்தத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் <clears throat> கிடைக்கும் அவ்வளவுதான் அப்ப இது இந்த இந்த ஞான புரிதல்ல இருந்து இந்த தியானங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வருது எப்படி சார் அது நீங்க சொன்ன மாதிரிதான் இது is is coming out of experience அப்படியா ஓகே ஸோ ஞான புரிதல எனக்கு இப்போ ஐயா சொன்ன உடனெல்லாம் எனக்கு புரியல ஓகே சார் எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு ஒரு வருஷம் கூட ஆச்சு அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஓகே அப்புறம் என்ன நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஐயா சொல்றதுனால அது பெருசு ஓ ஐயா சொல்றது நான் ஏன் உள்வாங்க முடியல ஓ ஐயா சொல்றாங்க கரெக்டா தான் சொல்றேன் நான் என்ன நினைச்சேன் அது ஐயாவோட ஏதோ நமக்கு போதிக்கிறாங்கன்ற மாதிரி நான் எனக்கு தோணிட்டு இருந்தது அந்த போதனையை நான் உள்வாங்கிக்கணும் ஆனா விஷயம் அது கிடையாது அது போதனை கிடையாது யதார்த்தம் அவங்க சொல்றதுனால அது உண்மைன்னு இல்லை அவங்க சொல்லலைனாலும் அதுதான் உண்மை ஆனா அந்த உண்மையை இதுதான் உண்மைன்னு தெளிவா சொன்ன சொல்லியிருக்காங்க சோ அந்த யதார்த்தத்துல இருந்து நம்ம அத பார்த்தாதான் அந்த நம்ம அது அந்த இந்த கரெக்டா நம்ம பர்சீவ் பண்ண முடியுது அதை சோ நம்ம ஏதோ உயர்ந்ததை உள்வாங்குறோம் அப்படின்னா நமக்கு யதார்த்தத்திலேயே அது ஓப்பனா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும் ஓகே அவங்க சொல்றதுனால இது நடக்குதா இல்ல அப்படிதான் நடக்குதா இப்போ நீங்க தாட் அண்ட் திங்கிங்னு தாட்ஸ் அதுவா வருது போகுது இல்ல எண்ணங்கள் அதுவா வருது போகுது இது யதார்த்தம் இது இப்போ நான் வந்து அப்படிலாம் வரல அது அப்படியே ஒரு இது ஒரே எண்ணங்கள் அப்படியே தான் நிக்குது அப்படியே புடிச்சு வச்சுட்டு இருக்கோம் நான் சொல்றேன் இப்படி நான் சொல்றதுனால அது மாறிட போதா இல்ல இல்ல அது எப்பவுமே யாரு சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்துச்சு நம்ம புரிஞ்சவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு புரியாதவங்களுக்கும் அப்படிதான் இருக்குது சோ இத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறப்பதான் அது உங்களுக்கு ஏற்படும் நீங்க ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் இப்போ இதை தவிர வேற வழி இல்லைன்னு அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போயிடும் மேபி இதை தவிர வேற வழி இல்லைன்னு இது வரைக்கும் அந்த மாதிரி இது பண்ணது இல்லை என்னமோ மிஸ் பண்ற மாதிரியே ஒரு சொந்தமா ஒரு இது இருந்துட்டே இருக்கும் ஆமா ஏதோ நம்ம பெர்ஃபெக்டான ஸ்டேட் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ஒரு எண்ணம் வந்துருது ஏதோ ஒரு போதனையா நம்ம கேக்குறப்போ ஓகே இது பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்ல இருந்து இந்த எண்ணம் இந்த தாட்ஸ் வருது இல்ல இந்த ஆன்சர் வருது ஸோ நம்ம ஏதோ ஒரு இந்த இதை பர்ஃபெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால நம்மளும் அங்க போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்ல பேசிக்கா சொல்றது உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு எனக்கும் அப்படிதான் இருக்குது பகவத்தையாக்கும் கிருஷ்ணருக்கும் ரமணருக்கும் இல்ல யாரை எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குது இந்த உலகத்துல அப்படித்தான் இருக்குது எல்லாருக்கும் இந்த அப்படிதான் இருக்குதுன்னா எண்ணங்கள் வருது அவங்களுக்கும் அவங்களும் எண்ணங்கள்ல சிக்குவாங்க போவாங்க திரும்ப ஏதோ ஃபோக்கஸ் ஆகும் டிஃபோக்கஸ் ஆகும் இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்குது அப்படிதான் எனக்கும் நடக்குது எல்லாருக்கும் நடக்குது இது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நம்ம ஒத்துக்கிறோம் அவ்வளவுதான் ஏன்னா தவிர வேற வழி இல்லை ஓகே சார் தேங்க்யூ ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும்